வணக்கம் இன்றைக்கி நாங்கள் ரிலையன்ஸில் ட்ரேட் பண்ணோம் இப்போதைக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டுருக்கு நாங்கள் ஃப்யூச்சரில் ரெண்டு லாட் வந்து பை பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்க மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் channel name NSC commodity trader இன்றைக்கி நாங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் அதாவது இப்போ வாங்கலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலான்னா ரெட் கலர் என்ன பாயிண்டில் வாங்கலாம் டார்கெட்ஸ் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு வரும் ஸோ இந்த மாதிரி ரிலையன்ஸில் இன்றைக்கி ஓப்பனிங்கில் ரெண்டாவது கேண்டில்லே பைக் கால் வந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா செல் கால் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுலாம் உங்களால் ஈஸியாக இதை வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும் இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாலட்டைல் இருந்துச்சு ஸோ இதில் நாங்கள் எங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணி பார்த்தோம் ஸோ ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக தான் வந்து காட்டுச்சு ஸோ பையிங்கில் தான் வந்து இருந்துச்சு ஸோ பையிங்கில் இருக்கனால ஓகே க்ரீன் கலரில் டாட்டா டாட்டா பையிங் தான் வந்து காட்டுச்சு ட்ரெண்ட் பாசிட்டிவாக தான் இருக்குதுன்னு எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால் இப்போ நம்ம இதை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு லாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஃபியூச்சரில் வந்து பை பண்ணோம் பை பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து மார்க்கெட் குயிக்காக வந்து ரேலி கொடுத்து நல்ல ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நைன் தேர்ட்டி ஃபார்ட்டி வரைக்கும் நல்ல ஸ்பீடில் ஏறிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் எங்களுக்கு பிரேக் அவுட் கிடச்சிச்சு பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல் ஃப்ளாட்டாக மாறிடுச்சு ஸோ நாங்கள் ஓப்பனிங்கில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மார்க்கெட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நிஃப்டியையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் என்ட்ரி எடுத்தோம் ஸோ என்ட்ரி எடுக்கும்போது நல்ல லோவில் இருந்ததுனால எங்களுக்கு நல்ல லோ பாயிண்டில் என்ட்ரி கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு ஒரு லாட் எடுத்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்குச்சு அதனால் இன்னொரு லாட்டும் எடுத்தோம் ரெண்டு லாட் ஆக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா மார்க்கெட் நல்ல ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணோம் பட் ஆனால் மார்க்கெட் அங்கேருந்து ஃபுல் சைட்வேஸ் தான் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் மார்க்கெட் அந்த ரேஞ்சில் தான் வந்து ரொம்ப நேரமாக வந்து ட்ராவல் ஆச்சு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் தேர்ட்டிக்கு அதே ரேஞ்சு போச்சு ஸோ ஹை கட் ஆச்சு ஹை கட் ஆனோடனே இன்னும் ஏறுமான்னு வெயிட் பண்ணி பார்த்தோம் பட் ஏறலை அங்கேருந்து மறுபடியும் ரிவர்சல் தான் நடந்து நடந்துச்சு ஸோ ரிவர்சல் நடந்ததுனால இப்போதைக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் வந்து ப்ராஃபிட்ஸ் மேக்ஸிமம் ஈல்டு பண்ண முடியுது ஸோ அதுக்கு மேலே ஸ்பைக்கு தான் வந்து கொடுக்குது ஸ்பைக்கில் நம்மளால் டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ண முடியாதுன்றனால இப்போதைக்கு வர்ற ஃபைவ் தௌசண்டாக புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கவர் பண்ணிட்டோம் ஸோ கவர் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னமும் அந்த ரேஞ்சில் கீழே போது மேலே வருது ஸோ இந்த நைன்டீன் டுவெண்ட்டியில் தான் வந்து இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு இப்போ ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ட்ரிஸ் எப்படி எடுக்கலாம் இந்த மாதிரி